எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யூனிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய number eight four nine body of sari violet கலர்லையும் பலூன் ப்ளவுஸ் ப்ளூ கலர்லேயும் இருக்குங்க உங்களுக்கு பாட்டம் போர்ஷன் மட்டும் செக்குடு டைப்பில் வரும் ஜரியில் தான் அந்த செக் இருக்குங்க அண்ட் அதுக்குள்ளேயுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புட்டா இருக்கும் எப்படி பாடியில் புட்டா வருதோ அது கீழேயும் உங்களுக்கு ஃபுல்லாக வரும் அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பாட்லேயும் கீழே மட்டும் உங்களுக்கு செக்குடு டைப் அப்படி வருங்க புட்டா இல்லாமல் ஜஸ்ட் செக்குடு மட்டும் வரும் பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் ஜரியில் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க இந்த கலர் பொறுத்த வரைக்கும் டபுள் ஷேடுங்க வைலட் ப்ளூ மிக்சிங்கில் தான் இருக்குது வார்ப் அண்ட் வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீஸுங்க தாராளமாக நீங்கள் சாரீஸ் வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயோ அல்லது லேப்லேயோ கொடுத்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன் ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு கோன் மிக்சிங் பாலிஸ்டர் மிக்சிங்கில் எல்லாம் பியூர் சில்க் சாரீஸ்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் எங்கே pure silk saris with silk மார்க்கோட வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள் sari number 850 body of saree green so இது வந்து கொஞ்சம் லைட் க்ரீனாக இருக்குங்க பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூ இதுமே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பேஸ்டல் ஷேடில் வரும் அதாவது லைட் கலரில் வரும் ஏன்னா இதுலேயே என்ன இருக்குன்னா க்ரீனோட ப்ளூ மிக்ஸ் ஆகிருக்கு sari number eight five one body of sari pink colour பல்லுவன் ப்ளவுஸ் எல்லோ இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா எல்லோங்கிறது வந்து ஒரு மாதிரி பேஸ்டல் ஷேட் மாதிரி வரும் ஈவன் பாடி ஆஃப் சாரி பிங்க்கும் அதே மாதிரி தாங்க லைட் கலர் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால ஸோ நார்மல் கலரை விட கொஞ்சம் லைட் கலராக தெரியும் ப்ளவுஸ் பிளைன் இந்த சாரியுடைய price seven thousand rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் வாங்கிக்கலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க sari number eight five two same பேட்டர்னில் நம்ம பார்க்குற ஃபோர்த் கலர் சாரி பழுவன் ப்ளவுஸ் பிங்க் கலர்லேயும் body of sari pink and yellow மிக்சிங்கில் இருக்கக்கூடியதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா Google Pay PhonePe Paytm account transfer நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாங்க இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி தரோம் இதே cash on delivery option select பண்ணிங்கன்னா ஒரு சாரி தான் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணும்போதும் நீங்கள் three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் தென் பார்சல் வாங்கும்போது நீங்கள் சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் sari number eight five three body of sari blue பல்லுவன் blouse navy blue same pattern fifth colour sari இந்த சாரீஸில் டசில்ஸ் போடலைங்க நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் புக் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் டசில்ஸ் போட்டு நம்ம சென்ட் பண்ணி தரோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனாக இருந்தது அப்படின்னா டசில்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க டசில்ஸ் போடுறது மட்டும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்மக்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதாவது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்க டசில்ஸ் போட சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க five four body of sari dark green pallu and international shipping பார்த்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் சாரீஸ் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க sari number eight double five body of sari black colour பல்லுவன் பிளவுஸ் ப்ளூ கலர் இது வந்து பிளாக் கலர் காம்பினேஷனுங்கிறதுனால பாடியில் ஃபுல்லாகவே பிளாக் தாங்க பல்லுவில் பார்த்துட்டிங்கன்னா black with blue mixing seven thousand ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க next sari number eight six two so இது வந்து ஆக்சுவலாக நம்பர் மட்டும் மாறி இருக்குங்க சேம் பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால நான் இப்போ லாஸ்ட்டாக இந்த சாரீ காட்டுறேன் ஃபஸ்ட்டு பேட்டர்னில் லாஸ்ட்டு சாரீ இந்த sari eight six two pallu and blouse yellow body of sari yellow and green மிக்சிங்கில் இருக்குங்க பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா மஸ்டர்ட் எல்லோவில் இருக்கும் body of sari mustard yellow and green மிக்சிங்கில் இருக்குது டபுள் ஷேட் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீ பார்க்கலாம் sari number eight five six இந்த சரியில் என்ன அப்படின்னா பாடியில் ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் வந்திருக்கும் புட்டாவும் இருக்கும் ஸ்ட்ரைப்ஸ் வந்திருக்கும் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கும் அதுலேயும் புட்டா வந்திருக்குங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததுல உங்களுக்கு பாட்டமில் செக்குடு வந்தது டாப்லன்னு um, பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புட்டா மட்டும்தான் இருக்கும் இங்கே என்னென்னா புட்டா அண்ட் ஸ்ட்ரைப்ஸ் வந்திருக்கு அண்ட் பாட்டமில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வித் புட்டாவோட வருது இதுமே செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது body of sari mehndi green அதாவது மஸ்டர்ட் எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரீங்க இது பல்லுவன் blouse violet colour next sari number eight five seven so இந்த வீடியோலேயே பேஸ்டல் ஷேட் வேணுங்கிறவங்களுக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அண்ட் நார்மல் ஷேட்ஸ் இருக்கு இது வேணுங்கிறவங்களுக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் தாராளமாக பார்த்து செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் எயிட் ஃபைவ் செவனில் பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலர் சில்வர்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 ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அண்ட் சில கலர்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஃபோட்டோலையோ அல்லது வீடியோலையோ கேப்சர் பண்ண முடியலைங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் லிட்டில் கலர் டிஃப்ரென்சஸ் வருங்க குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்கில் மேக் பண்ணி இருக்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் தின்னாக தாங்க இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது உங்களுக்கு வியர் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் பியூர் சில்க்கு ஏற்ற டெக்ஸ்டர் இருக்குங்க பாலிஸ்டர் மாதிரி இருக்காது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரியுடைய கலர் சொல்லிடுறேன் பல்லுவன் பவுஸ் சில்வர் கிரேலையும் body of sari pink colour pastel ஷேடில் இருக்குங்க number eight five nine sari number eight six zero pallu and blouse கொப்பசல்ஃபிட் ப்ளூலையும் body of sari blue and lavender மிக்சிங்கில் இருக்குங்க டபுள் ஷேடில் வருது அண்ட் இதெல்லாமே ஹேண்ட்லூம் மேட் சாரீஸுங்கிறதுனால ஹேண்ட்லூம் மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க அதாவது சில இடங்களில் அந்த சின்ன சின்ன த்ரெட்டோட திக்னஸ் அதிகமாக இருந்தால் அது தெரியறதாகட்டும் அண்ட் தென் புட்டாஸ் um, இருந்தது அப்படின்னா டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய புட்டாஸில் லைட்டாக விலகி இருக்கிறதாகட்டும் இதெல்லாமே வந்து காமனாக ஹேண்ட்லூம் சாரீஸில் வரக்கூடிய ஒன்று தாங்க அண்ட் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருந்தால் பிளாக் கலர் த்ரெட் விசிபிளாக இருக்கிறது டாப் அண்ட் பாட்டம்லேயும் அதே மாதிரி தாங்க அந்த ஹூக்ஸ் மார்க்ஸ் தெரியுது இது எல்லாமே வந்து காமனாக ஹேண்ட்லூமேட் சாரீஸில் இருக்கக்கூடியதுங்க இதுக்கெல்லாமும் ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க sari number eight six one பல்லுவன் blouse magenta colour body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா மெஜந்தா அண்ட் எல்லோ மிக்சிங்கில் இருக்குது ஸோ ரெண்டு பேட்டர்னில் இந்த வீடியோவில் நீங்கள் சாரீஸ் பார்த்துருக்கீங்க ஒன்று கீழே பாட்டமில் செக்குடு வந்திருக்கும் டாப்பில் ஃபுல்லாகவே புட்டாஸ் வந்திருக்கும் செகண்ட் பேட்டர்ன் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடியில் மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி ஸ்ட்ரைப் லைன்ஸ் வந்திருக்கும் கீழே கான்ட்ராஸ்ட் வித் புட்டா வந்திருக்கும் ரெண்டுமே வந்து செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கிதுங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் வரும் இதையே நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வர்ணங்கிற நேம் வருங்க பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்